டிடிபி என்ற பைனான்ஸ் நிறுவனம் தொடர்ந்த செக் மோசடி கேஸ்ல இயக்குனர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரர்கள் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில இந்த வழக்கில் லிங்குசாமி தரப்பு மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலு நடிகர் கார்த்தி மற்றும் சமந்தா நடிப்பில் எண்ணி ஏழு நாட்கள் படத்தை தயாரிப்பதற்காக பிவிபி பைனான்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்காக இயக்குனர் லிங்குசாமி கடனாக பெற்றுள்ளார் அப்பொழுது அவர் கொடுத்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான செக் லிங்குசாமி வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் திரும்பியதால பிவிபி நிறுவனம் தரப்பில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கு தொடரப்பட்டது அந்த கேஸில் இந்த உத்தரவு பிறப்பித்த மூன்றாவது விரைவு நீதிமன்றம் இயக்குனர் லிங்குசாமிக்கும் அவரது சகோதரர் சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது மேலும் பிவிபி நிறுவனம் பெற்ற கடனை வட்டியுடன் சேர்த்து திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லிங்குசாமி தரப்பினர் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனந்தம் திரைப்படம் மூலமா சினிமா இயக்குநராக களம் இயங்கவர் லிங்குசாமி அவர் இயக்கத்தில் வெளியான சண்டக்கோழி பீமா பையா படங்கள் இன்றளவும் பலருக்கும் பிடித்தமான திரைப்படமாக இருந்தாலும் அவர் தயாரிப்பில் அடுத்தடுத்து வந்த படங்கள் லிங்குசாமிக்கு கை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மேலும் இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க தேங்க்யூ